எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போச்சமலை டைப்பில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் fifty percent pure silk and fifty percent pure காட்டனில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீங்க இந்த சாரீஸ் வந்து பியூர் சில்க் ஆடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த வீடியோலையே எயிட் இன்ச் பார்டர் இருக்கக்கூடிய சாரியும் பார்ப்போம் ஃபோர் இன்ச் பார்டர் இருக்கக்கூடிய சாரியும் பார்ப்போங்க ஃபஸ்ட்டு நம்ம எயிட் இன்ச் பார்டர் இருக்கக்கூடியதை பார்த்துட்ருக்கோம் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குங்க டாப் அண்ட் பாட்டம் பார்டருமே பிளாக் கலர் ஜரி பார்டரில் உங்களுக்கு டை போர்ஷன் வந்துடுது பாடி ஆஃப் சாரி பிங்க் கலரில் இருக்குங்க background colour sari number four two zero four twenty சாரியோடைய price three thousand five hundred ருபீஸுங்க மூவாயிரத்தி ஐநூறு three thousand five hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்கும் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க ப்ரீபேமெண்ட் அப்படின்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க ஒரு சாரீ தான் அந்த டைமில் புக் பண்ண முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் அண்டு சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டே த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணால் தான் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தென் பார்சல் சென்ட் பண்ணுவோம் sari number four twenty one பல்லுவன் ப்ளவுஸ் சேம் பிளாக் கலர் தான் பாடி ஆஃப் சாரீ உங்களுக்கு வந்து க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சிங்கில் வருங்க next sari number four twenty டூங்க ஃபர்ஸ்டில் வந்து நம்ம எயிட் இன்ச் பார்டர் இருக்கக்கூடியது பார்க்குறோம் பல்லுவன் blouse ink blue body of sari background colour sandal colour cash on delivery ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஒரு சாரி தான் புக் பண்ண முடியும் அது ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா இப்போவுமே நிறைய பேர் வந்து கேட்கும்போது டூ த்ரீ சாரீஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க ஸோ ஒரு சாரி தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அதை பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு சாரியை அகெயின் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ண முடியும் இதே ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்னா எந்த வித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிடேஷன்ஸோ கிடையாதுங்க எவ்ரி டே கூட நீங்கள் ப்ரீபே பண்ணி சாரீ வந்து ஆர்டர் பண்ணலாம் sari number four twenty three பலூன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர்லேயும் body of sari background colour pink colour dark பிங்க்ல இருக்கும் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரீ வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாது அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மார்க்ஸ் அதாவது ஹேண்ட்லூம் தயாரிக்கிறதுனால தை கைத்தறியில் தயாரிக்கக்கூடிய சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குங்க ஸோ ஹேண்ட்லூம் மார்க்ஸுக்கு வந்து ரிட்டன் பாசிபிள் இல்லை கலருக்கும் வந்து ரிட்டன் இல்லைங்க குவாலிட்டிக்கும் ரிட்டன் இல்லை கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் டபுள் ஷேட் கலர்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோவில் எக்ஸாக்டாக கேப்சர் பண்ண முடியலைங்க ஸோ அந்த மாதிரி டபுள் ஷேட் இருக்கிறதுக்கு லிட்டில் பிட் டிஃப்ரென்சஸ் வந்து கலரில் வரதாங்க செய்யுது இதுவே குவாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது silk cotton sari fifty percent pure silk cotton மிக்சிங்கில் மேக் பண்ணியிருக்குங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தாங்க இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ரிச் அண்ட் எலகண்ட் லுக் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari background colour black கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர்லேயும் இருக்குது sari number four twenty four next four twenty five pallu and blouse maroon body of sari background colour mango yellow colour இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் நேரில் ஷாப்பில் இந்த சாரியோடைய பிக்சரோ வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவைலபிலிட்டி இருக்காதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோலேயே நம்ம நியர்லி ஃபிஃப்டீன் சாரீஸ் வந்து ஷோ பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே சோல்டாயிருமா அப்படின்னா கிடையாதுங்க எந்த ஒரு அப்டேட்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபியூ சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்க தான் செய்யும் சப்போஸ் அந்த அப்டேட்டில் எந்த சாரீ உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல அவைலபிள் இருக்கிறத சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அவைலபிள் இருக்கிறத சென்ட் பண்ணி கூட கொடுக்குறோங்க ஆனால் நீங்கள் கேட்குறது லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் அதாவது ஒன் வீக்குள்ளே இருக்கக்கூடியதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதே ஒன் மந்த் பிஃபோராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவைலபிலிட்டி செக் பண்ணியோ அல்லது அவைலபிள் கலர்ஸோ அல்லது கலெக்ஷன்ஸோ சென்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஸோ அவைலபிள் வேணும் அப்படின்னா ரீசண்ட் அப்டேட் பண்ணதில் கேளுங்க நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number four twenty six so இதிலேருந்து ஃபோர் இன்ச் பார்டர் வரக்கூடியதுங்க top and bottom four inch border so border மட்டும்தான் வரும் அதில் டை டிசைன் வராது body of sari background colour க்ரீன்லேயும் பலூன் ப்ளவுஸ்னு பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலரில் இருக்குங்க இதுவுமே three thousand five hundred rupees தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரி பிக் பண்ணாலுமே அது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த சாரீஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தான் புக் பண்ண முடியும் அண்ட் இப்போவுமே நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன் அதாவது ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரீசன்ட் மெசேஜஸ்க்கு எப்போவுமே ரிப்ளை பண்ணுவோம் ஏன் அப்படின்னா ஓல்டு மெசேஜ் தான் முன்னாடி வந்ததாக இருக்கும் ரீசண்ட்டுங்கிறது இப்போ ரீசண்ட்டாக வந்து அனுப்பின மெசேஜஸாக இருக்கும் லேட்டாக ஸோ அதனால் எப்போவுமே ஓல்டு மெசேஜஸ்லேருந்து தான் ரீசன்ட் மெசேஜஸ்க்கு ரிப்ளை ஒன் பை ஒன்னாக தான் எங்களால் பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டு வரும்போது யார் சாரீ கோடு அனுப்பி ஃபர்ஸ்ட்டாக புக் பண்ண சொல்லியிருக்கீங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் அந்த சாரீ புக் ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் அதாவது பீக்கா க்ரீன் மாதிரி இருக்கும் பல்லுவன் blouse ink blue sari number four two seven next sari four two eight பல்லுவன் ப்ளவுஸ் டார்க் இங்கு ப்ளூவில் இருக்கும் பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் தாங்க ஆரஞ்சுலேயே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த sari code four two eight இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபோர் டு எயிட் புக் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை இருந்தால் கூட போதுங்க அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிங்கனாலோ அல்லது வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னாவோ என்ன ஆயிரும்னா உங்கள் மெசேஜ் வந்து பின்னாடி போயிடும் அதாவது ரீசன்ட் மெசேஜஸ் போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அஸ் சூன் அஸ் அதை வந்து பா பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அதுக்கு இமீடியட்டாக ரிப்ளைவும் கொடுக்க முடியாது லேட்டாக பார்ப்போம் லேட்டாக பார்க்கும்போது நீங்கள் கேட்கக்கூடிய சாரி வந்து இல்லாமல் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் sari number four twenty nine body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்டு க்ரீன் மிக்சிங்கில் தான் இருக்கும் நல்லா பிரைட் எல்லோவாக இருக்கும் லெமன் எல்லோலேயும் நல்லா பிரைட்டாக இருக்கும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து இங்க் ப்ளூ கலர் அண்டு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ்க்கு ரிப்ளை டைமிங் பார்த்துட்டிங்கன்னா மார்னிங் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் வந்து உங்களுக்கு ரிப்ளை வருங்க after six thirty PM evening after six thirty பிஎம்க்கு மேலே வரக்கூடிய மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க ரிப்ளை வரும் பலூன் blouse ink blue body of sari background colour yellow colour கொஞ்சம் டபுள் ஷேடில் வருதுங்க மஸ்டர்ட் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் சப்போஸ் நம்ம அப்டேட் எதுவுமே போடல ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே வந்து சண்டே சண்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா சில டைம் அப்டேட் இருக்கும் சில டைம் வந்து அப்டேட் இருக்காது ஸோ அப்டேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சாட்டர்டே நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டி மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மெசேஜஸ்க்கு ரிப்ளை வந்து மண்டே உங்களுக்கு வருங்க ஸோ அப்டேட் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அவைலபிளாக இருப்போம் அப்படின்னு அர்த்தம் அப்டேட் நம்ம போடலை ஈவன் வீக் டேஸில் கூட ஏதாவது ஒரு நாள் நம்ம வந்து அப்டேட் போடலை அப்படின்னா ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஆப்சண்ட் அப்படின்னு தாங்க அர்த்தம் நம்மளால் அப்டேட் போட முடியல ஆன்லைன்லேயும் நம்மளால் இருக்க முடியல அப்படிங்கிறது தாங்க பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலர் பிளாக் காம்பினேஷனோட இருக்குங்க பாடி ஆஃப் சாரி பேக்ரவுண்ட் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆரஞ்சாக இருக்கும் saree number 432 அண்ட் அதே மாதிரி சமீபமாக நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்க செப்பரேட் கலெக்ஷன்ஸு இல்லை இப்போ இந்த கான்செப்டில் போட்டேன் அப்படின்னா இதில் வந்து வேறு கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ செப்பரேட் கலெக்ஷன்ஸாக வந்து எங்களால் எடுத்து வைக்கவோ அல்லது ஃபோட்டோஸ் எடுக்கவோ வீடியோஸ் எடுக்கவோ முடியலைங்க இப்போதைக்கு முடியல ஸோ அதனால தான் நம்ம அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் யார் கேட்டாலுமே குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆன் டைமில் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் குரூப் ஃபாலோ பண்ணிட்டீங்க குரூப் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேணுங்கிற சாரியை வந்து புக் பண்ணிக்க முடியும் வாங்கிக்கவும் முடியும் இந்த சாரியுடைய நம்பர் அண்ட் கலர் சொல்லிடுறேன் four thirty two body of sari பே பிளாக் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெட்டு தாங்க குங்குமம் red colour next sari number four thirty three பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ அதாவது இங்கு blue body of sari background கலர்னு பார்த்துட்டிங்கன்னா மேங்கோ எல்லோலேயே கொஞ்சம் லைட் கலர் டபுள் ஷேடில் வரும் இப்போ நீங்கள் பார்த்த சாரீஸ் எல்லாமே fifty percent pure silk fifty percent pure cotton மிக்சிங்கில் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய silk cotton saris three thousand five hundred rupees இருக்கக்கூடிய இந்த சாரீஸை ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது